துரத்திய பழைய பகை காரணமாக பாஜக பிரமுகர் ஒருவர் வெடிகுண்டு வீசி கொடூர கொலை செய்யப்பட்டார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த வளர்ப்புறம் கிராமத்தை சேர்ந்தவர் சங்கர் இவர் வளர்ப்புறம் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தார் மேலும் பாஜகவில் எஸ்ஜி எஸ்டி பிரிவின் மாநில பொருளாளராகவும் பதவி வகித்து வந்தார் Shankar real estate business travels பழைய இரும்பு வியாபாரம் உள்ளிட்ட பிசினஸ்களில் ஈடுபட்டு வந்தார் இவர் மீது குற்ற வழக்குகளும் நிலுவையில் இருக்கின்றன தொழில் போட்டி காரணமாக சங்கரை கொலை செய்ய ஒரு டீம் நீண்ட காலமாக முயற்சி செய்து வந்தது அந்த டீமின் தாக்குதலிலிருந்து சங்கர் தப்பி வந்தார் இந்த நிலையில் நேற்று இரவு வெடிகுண்டு வீசியும் அறிவாளால் சரமாரியாக வெட்டியும் கொலை செய்யப்பட்டார் சங்கர் இந்தச் சம்பவம் காட்டுத்தீ போல பரவியது அவரின் குடும்பத்தினருக்கும் தகவல் தெரிந்தது உடனே சங்கரின் ஆதரவாளர்கள் அவரின் உறவினர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்தனர் சாலையில் கிடந்த சங்கரின் சடலத்தை பார்த்து கதறி அழுதனர் இந்தச் சம்பவம் குறித்து தகவலறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த நசரத்பேட்டை போலீசார் சங்கரின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் பாலிஜக பிரமுகர்களும் விரைந்து வந்து சங்கரின் கொலைக்கு நீதி கேட்டு கோஷமிட்டனர் அவர்களிடம் போலீசார் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர் பின்னர் சங்கரின் கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்த நசரத்பேட்டை போலீசார் சிசிடிவி கேமரா பதிவுகள் செல்போன் சிக்னல்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் விசாரித்து வருகின்றனர் கொலையாளிகளை பிடிக்க தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது கொலை செய்யப்பட்ட சங்கரின் நண்பர் குமரன் இவர் ஸ்ரீபெரும்புதூரிலுள்ள தொழிற்சாலைகளிலிருந்து பழைய இரும்புகளை வாங்கி வியாபாரம் செய்து வந்தார் அதில் ஒரு பிரபல ரோடியுடன் குமரனுக்கு மோதல் ஏற்பட்டது அதனால் அந்த ரோடி கும்பல் குமரனை கொலை செய்தது அதன் பிறகு குமரன் இடத்துக்கு சங்கர் வந்தார் குமரன் கொலைக்கு பழிக்கு பழிவாங்க அடுத்தடுத்து சில கொலைகள் நடந்தன அதற்கு மூளையாக சங்கர் செயல்பட்டு வந்தார் அதனால் சங்கர் மீதும் வழக்குகள் பதிவாகின இதையடுத்து சங்கரின் உயிருக்கு எந்த நேரத்திலும் ஆபத்து என்ற சூழ்நிலை உருவானது இந்தச் சூழலில்தான் சங்கர் பாஜகவில் இணைந்தார் அவருக்கு எஸ்சி பிரிவில் மாநில பொருளாளர் பதவி வழங்கப்பட்டது கட்சிப்பணி காரணமாக சங்கர் அடிக்கடி வெளியில் செல்வதை அவரின் எதிரிகள் கண்காணித்து வந்தனர் அவர்கள் சங்கரை கொலை செய்ய இரண்டு தடவை முயற்சி செய்து அது தோல்வியில் முடிவடைந்தது இந்தச் சமயத்தில்தான் சங்கர் தரப்பு கட்சி பிரமுகர் ஒருவரின் ஏழாம் ஆண்டு நினைவு நாளையொட்டி அந்த பிரமுகரின் ஆதரவாளர்கள் பூந்தமல்லி பகுதி முழுவதும் நினைவஞ்சலி போஸ்டர்களை ஒட்டியிருந்தனர் அந்த பிரமுகரின் நினைவு நாளில்தான் சங்கர் நசரத்பேட்டை சிக்னல் அருகே வெடிகுண்டு வீசி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அதனால் பழிக்கு பழியாக சங்கர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் இருக்கிறது அந்த கோணத்திலும் விசாரித்து வருகிறோம் சங்கர் கொலை செய்யப்பட்ட சமயத்தில் அங்கு வந்த இரண்டு பேரை பிடித்திருக்கிறோம் அவர்களிடம் விசாரணை நடந்து வருகிறது ஒன்பது பேர் எழும்பூர் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளனர் விசாரணைக்குப் பிறகுதான் சங்கரின் கொலைக்கான காரணம் தெரியவரும் என்றனர்